வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா நவம்பர் சிக்ஸ்டீன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஃபிஃப்டின் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து ஒரு மார்க்கெட் முடிய போகிற த்ரீ தேர்ட்டிக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்தபடி ஃபினிஷ் ஆயிருக்கு ஸோ அதான் இன்றைக்கி கேண்டில் பார்க்குறக்கு க்ரீன் கலரில் இருந்துச்சு பட் ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா இப்போ கேண்டிலுடைய கலர் ரெட் கலரில் மாறி இருக்குது செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு sell at thirty eight thousand seven twenty so இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் ஆர்ட் லைன் மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இப்போ நமக்கு என்னென்னா ஃபஸ்ட் டாரட் வந்து thirty eight thousand six twenty three இருக்குது அதாவது தேர்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டியில் வந்திருக்க இந்த sell call thirty eight thousand six twenty three reach out ஆகுதா அப்படின்றத தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறுறதுக்கேற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட்லேயே பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ்டீனுக்கே வந்து செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு தேர்ட்டி எயிட் செவன் டுவெண்ட்டியில் வந்திருக்க காலும் நல்லா ஸ்ட்ராங்கான காலாக இருந்துச்சு அப்படின்றதுனால நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன் மினிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபிஃப்டி பாயிண்ட் வரைக்கும் இப்போதைக்கு டவுன் சைடில் ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வந்து மூமெண்ட் போயிட்டுருக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஆப்ஷன்லேயும் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்லேயும் வந்து இப்போ புட் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறோம் ஏன்னா அதை நம்ம பை பண்ணி ப்ரீமியம் லோவாக எடுத்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆப்ஷனையும் நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி டூ ஆகுது நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது ஒரு செவன்டீன் டு எயிட்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை வந்து ரீச் அவுட் வந்து கொடுக்குது ஆக்சுவலி கால் ஜென்ரேட் ஆன ஜஸ்ட்டு ஒரு எயிட் மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு ஃபஸ்ட் டாரட் கிட்ட வந்துச்சு வந்தது ஸ்ட்ராங்காக இப்போ தான் ஆனால் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அப்போதைக்கு ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க போயிட்டு மார்க்கெட் கொஞ்சம் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆனாலும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை ஸ்ட்ராங்காக நமக்கு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ தான் so sell at thirty eight thousand seven twenty point டெனில் வந்த செல் கால் நமக்கு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி thirty eight thousand six twenty வரைக்கும் டவுன் சைடில் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly put option thirty nine thousand put option so put option பார்த்தீங்கன்னா நமக்கு நைன் சிக்ஸ்டீனுக்கு வந்து ஃபோர் நைன்ட்டி செவனில் பை கால்னு சொல்லி வந்திருக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் அப்பர் சைடில் போயிருக்கு ஸோ நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கனாலும் அங்கிட்டு ஃபியூச்சரில் வந்து ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணி கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு டவுன் சைடில் ஸோ அந்த டயத்தில் இங்கே நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் வரைக்கும் ஃபியூச் ஆப்ஷன்லேயே நமக்கு வந்து கிடச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த மணி ஆப்ஷன் ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபியூச்சர் அளவுக்கு மூவ்மெண்ட் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் மூவ்மெண்ட் இதில் உங்களால் எதிர்பார்க்க முடியுது உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் அஸ் அஸ் யூஷுவல் தான் பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் இதுவும் ஓப்பனிங் வந்து இருந்துச்சு ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா இதுவும் டவுன் சைடில் தான் வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருந்துச்சு அப்படி டவுன் சைடில் ட்ரேடிங் போகையில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆச்சு ஸோ எப்படி நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு ஒன் மினிட்ல வந்து நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆச்சோ அதே மாதிரி தான் நிஃப்டிலையும் செல் கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு sell at eighteen thousand hundred and fifteen அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா eighteen thousand eight sixty nine தான் வந்து நம்மளுடைய first target sorry eighteen thousand sixty nine so இல்லை செகண்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா eighteen thousand twenty four point forty so eighteen thousand hundred and ஃபிஃப்டீனில் வந்திருக்க sell call eighteen thousand sixty nine reach out ஆகுதா அப்படின்றது தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டலுடைய கலர் வந்து சேஞ்ச் பண்ணும் பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு ஸோ ப்ரீவியஸ் ட்ரெண்ட் பை ட்ரெண்டுன்றனால தான் கேண்டலுடைய கலர் பார்க்குறதுக்கு க்ரீன் கலரில் இருக்குது but once market trend change ஆனோன்னா கேண்டில் வந்து ரெட் கலர் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போகுது ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரேடிங் வந்து நடக்குது பார்த்திங்கன்னா டைம் வந்து நைன் தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது செல் கால் ஜெனரேட் ஆனது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாரட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ நிஃப்டியில் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருந்துச்சு இருந்தாலும் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ஃபைனலி ஒரு நைன் தேர்ட்டி சிக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு Nifty and bank Nifty sell call generate ஆகி டார்கெட்ஸை